அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நல்ல ஒரு ரைசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்ஃபோசிஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கொரோனா ஸ்டார்ட் ஆன நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தது இன்றைக்கி தௌசண்ட் மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இன்ஃபோசிஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடி கம்பெனி இந்தியன் ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு ஃபைவ் டேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் தேர்ட்டி செவன் ரேஞ்ச் வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ அந்த தௌசண்ட் தேர்ட்டி செவன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் அன்றைக்கி போச்சு தேர்ட்டி செவன் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹெவியான ப்ராஃபிட் புக்கிங் ஹெவி ப்ராஃபிட் புக்கிங்கில் தௌசண்ட் கீழே வந்த உடனே அடுத்த நாளே பார்த்திங்கன்னா ரெக்கவரி கொடுத்துச்சு மார்க்கெட் மேலே வந்து வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருந்துச்சு நாங்கள் அந்த மூவ்மெண்ட்டை வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ஏன்னா எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து இன்ஃபோசிஸ் இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நாங்கள் இன்ட்ரடேயும் வந்து இன்ஃபோசிஸில் வந்து பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தோம் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் டே பேக் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரெண்டில் வந்து எங்களுக்கு இன்ஃபோசிஸில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆச்சு ஓவரால் ஒரு ஹியூஜ் ட்ரெண்டும் பார்த்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓப்பனிங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அதாவது ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு ஃபால்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தேர்ட்டி செவன் ரேஞ்சுக்கு அப்புறம் ஃபால் ஆச்சு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆனதில் இன்றைக்கி மறுபடியும் ஒரு தௌசண்ட் டுவெண்ட்டி தாண்டோன்னா எங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு சிக்னல் வந்து காட்டுச்சு ஸோ இது ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் பண்ணியிருந்தோம் ஸோ இதை யூஸ் பண்ணது என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் பண்ணியிருந்தோம் தௌசண்ட் ஃபிஃப்டி கால் ஆப்ஷன் எடுத்தோம் தௌசண்ட் ஃபிஃப்டி கால் ஆப்ஷனில் ஒரு லாட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பையிங் ஆப்ஷன்ஸில் வந்து பை பண்ணியிருந்தோம் ஆப்ஷன் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது தேர்ட்டி ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து நாங்கள் எய்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சு தான் எய்ம் பண்ணோம் அதுக்கு மேலே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸுன்றனால புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அதே சமயத்தில் சும்மா எப்போயுமே வந்து ஃபுல் டெக்னிக்கலாகவும் பண்ண மாட்டோம் ஸ்டாக்ஸ் போகையில் மட்டும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலும் வந்து அப்சர்வ் பண்ணுவோம் ஃபண்டமெண்டலாகவும் ப்ளூபேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து ஒரு பிளேயர் அதாவது பார்த்தீங்கன்னா மினிட்டுன்றவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைனிங் பண்ணியிருந்தாங்க அதாவது டிஜிட்டல் சொல்யூஷனுக்காண்டி ஸோ டிஜிட்டல் மயமாக சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி அவங்க சைனிங் வந்து பண்ணியிருந்தாங்க கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸும் ஒரு நல்ல ஒரு ஷேர் தான் தொடர்ந்து ஒரு ரைசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் ஸோ நாங்கள் நல்லா அனலைஸ் பண்ணதில் பையிங்க்கு வந்து நல்ல ஒரு ஷேராக ஹையாகவும் வந்து தெரிஞ்சு அதே சமயத்தில் ஃபிஃப்டி டூ வீக் ஹையும் தௌசண்ட் தேர்ட்டி செவன்றனால அந்த ரேஞ்சு கிட்டக்க வந்துருச்சு ஆல்மோஸ்ட் அப்படின்றதுனால இப்போதைக்கு இந்த ரேஞ்சு தான் வந்து அடுத்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணும் ஒரு எப்பயுமே வந்து ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹை கிட்டக்க வந்துருச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சு கிட்டக்க தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ணும் நேற்று அப்படி நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் ஓப்பனிங் கேண்டில் கூட நேற்று வந்து பிரேக் அவுட்டே பண்ணல ஃபஸ்ட் கேண்டில் ஸோ இன்றைக்கி நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டில் நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் வந்து கிடச்சிச்சு ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டிலும் பிரேக் அவுட் கிடச்சிச்சு தொடர்ந்து ரைசிங்கிறனால இப்போதைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றனால இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் மேலே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ரேஞ்சில் வந்து செவன் செவன் தௌசண்ட் ப்ராஃபிட் நல்ல ஒரு ப்ராஃபிட்னால இந்த ரேஞ்சிலேயே வந்து அந்த ஒரு லாட்டை செல் பண்ணிடலான்ட்டு செல் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ட்ரேடிங்கில் ஒரு லாட்ஸ் எங்களுக்கு வந்து செவன் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட்டோம் ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தேர்ட்டி செவன் தான் வந்து ஹை வந்து போயிருக்கு ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மித் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே ஒரு ஹை கிட்ட இருக்க ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சடனாக ஸ்பைக்கு கொடுத்துட்டு வேணால் மேபி அந்த thousand thirty seven break out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 வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸினுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி